அன்பு எங்களுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் நம்ம கரணப்பழங்களை பத்தி பார்த்துட்டு வந்துருக்கோம் இருக்கோம் அந்த வகையில கரசை கரணம் இந்த கரணத்தில் பிறந்தவருடைய குணநலங்கள் வந்து எப்படி இருக்கும் இவர்கள் எந்த தெய்வத்தை கரணநாதனாகிய எந்த தெய்வத்தை வணங்குதல் வேண்டும் அவ்வாறு வணங்கும் பட்சத்தில் இவர்களுக்கு எந்த விதமான பலன்கள் கிட்டும் அப்படின்னு வந்து இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கலாம் பஞ்சாங்கம் என்பது பஞ்ச அங்கங்களை பஞ்ச உறுப்புகளை உள்ளடக்கியது பஞ்சாங்கம் என்னென்ன நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இந்த ஐந்து உறுப்புகளையும் உள்ளடக்கியது பஞ்சாங்கம் ஒரு உயிர் இந்த பூமியில் ஜனனம் எடுக்கும் நேரத்தில் அந்த காலத்தில் என்ன நாளோ என்ன நட்சத்திரமோ என்ன திதியோ என்ன யோகமோ என்ன கரணமோ இவை ஐந்தும் பஞ்சபூத தத்துவ அடிப்படையில் அந்த பிறப்பெடுக்கக்கூடிய உயிரை வழிநடத்தி இந்த பூமியில் வாழ வைக்கும் என்பது திண்ணம் நம்ம நாள் பழங்களை பத்தி பார்த்திருக்கிறோம் நாள் அதிபரை வந்து எந்த கிழமையில பிறந்தா எந்த விதமான குணநலங்களோட இருப்பாங்க அந்த கிழமை அதிபரை வழிபடும் பொழுது எந்த விதமான பலன்கள் நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்துருக்கிறோம் அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் பிறந்தவர்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும் அவர்களுடைய சாதக பாதகங்கள் என்ன அவர்கள் என்ன செய்தல் வேண்டும் இதையெல்லாம் பார்த்திருக்கிறோம் திதி தேவதைகள் யார் ஒவ்வொரு திதியிலும் பிறந்தவருடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் திதி தேவதைகளை வழிபடும் பொழுது இவர்களுக்கு எந்த விதமான நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் அதே மாதிரி நாமயோகம் ஒவ்வொரு நாமயோகத்திலும் பிறந்தவருடைய குணநலங்கள் வந்து எப்படி இருக்கும் நாமயோக யோக யோகியார் அவரை வழிபடும் பொழுது உங்களுக்கு எந்த விதமான பலன்கள் நடக்கும் இந்த நான்கையும் வந்து நம்ம வந்து பார்த்திருக்கிறோம் பார்க்காத தமிழ் நஞ்சங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகணபதி என தேடும் பொழுது நீங்கள் வந்து பார்த்து தேடி பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் தமிழஞ்சுகளை பஞ்சாங்கத்தின் ஐந்தாவது உறுப்பாகிய கரணம் பற்றி இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கலாம் திதியில் பாதி காலமே கரணமாக பாவிக்கப்படுகிறது கரணம் நிலத்தத்துவத்தை கொண்டது கரணம் தப்பினால் மரணம் என்பது விதி ஒருவர் பிறந்த கரணத்தை அறிய ஆஸ்ட்ரோசேஜ் அப்படின்னு வந்து அப்படின்ற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொழியை தேர்வு செய்து கொண்டு உங்களுடைய பெயர் பிறந்த நாள் மாதம் வருடம் இவற்றை உள்ளீடு செய்து பிறந்த நேரம் மற்றும் பிறந்த ஊர் ஆண் அல்லது பெண் இவற்றை உள்ளீடு செய்து ஜாதகம் கணிக்கவும் என்று அழுத்தும் பொழுது அது ஒரு லக்ன பாவத்தில் வந்து நிற்கும் அதுலேருந்து ஆறு ஏழாவது பேஜில் தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா ஆறு ஏழாவது பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த நேரத்திற்கான பஞ்சாங்க குறிப்புகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் வந்து நீங்கள் பிறந்த கரணத்தை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் தமிழ் நெஞ்சங்களே மொத்தம் பதினோரு கரணங்கள் உண்டு அதில் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது கரணமாகிய கரசை கரணம் இதை பற்றி தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கலாம் கரசை அப்படின்னா அந்த காலத்தில் ஒரு மரக்கா ரெண்டு மரக்கான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தூய தமிழில் வந்து அர்த்தம் வருது ஒரு படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கரசைனா அர்த்தம் அந்த அளவு ஒரு அளவு அதாவது ஏதாவது ஒரு அளவு அப்படின்னு அர்த்தம் கரசைனா மேலும் இந்த கரசை கரணத்தில் பிறந்தவர்களுடைய குணநலங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மிகுந்த தெய்வ பக்தி கொண்டவர்களாக இவர்கள் வந்து இருப்பார்கள் தெய்வ ஆராதனை செய்யக்கூடிய அந்த மனோபக்குவம் கொண்டவர்களாக இவர்கள் வந்து இருப்பார்கள் கடவுள் சார்ந்த விஷயங்களில் அலாதி பிரியம் வந்து இவர்களுக்கு வந்து இயற்கையாகவே இருக்கும் அலாதி பிரியம் உள்ளவர்களாக இவர்கள் வந்து இருப்பார்கள் மாதா பிதாமேல் மாறாத அன்பும் பண்பும் பாசமும் வைத்து நேசிப்பவர்களாக இவர்கள் வந்து இருப்பார்கள் மிகுந்த மாதா அப்பா அம்மா மேல மிகுந்த அக்கறை கொண்டவர்களாக இவர்கள் வந்து திகழ்வார்கள் கீர்த்தி உடையவர்கள் அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டிருக்கிறது மூலநூற்றில் கீர்த்தினா புகழ் இவர்கள் வந்து எந்த சூழ்நிலையிலும் ஏதாவது ஒரு பொழுதில் நிச்சயமாக புகழை அடையக்கூடிய தகுதி படைத்தவர்களாகவும் இவர்கள் வந்து இருப்பார்கள் என்று மூணவர்கள் வந்து போதிக்கிறது மிகுந்த பராகிரமச்சாலிகளாக சொல்லப்பட்டுள்ளது பராகிரமம் அப்படின்னா வீர தீர இப்படின்னு சொல்லலாம் வீரம் சார்ந்த அத்துணை விஷயங்கள் ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் வந்துடும் வீரம் சார்ந்த அத்துணை விஷயங்களிலும் சாதிக்கக்கூடியவர்களாக இவர்கள் வந்து திகழ்வார்கள் மிகுந்த தர்மவான் என்கிறது தர்ம சிந்தனைக்கு சொந்தக்காரர்களாக இவர்கள் வந்து இருப்பார்கள் தர்ம குணம் தயால குணம் ஈகை குணம் படைத்தவர்களாகவும் மூலநூற்றில் வந்து அருளுகிறது கூடா நட்பு இவர்களுக்கு உண்டு ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பெண்களோடு பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண்களோடு இவர்களுக்கு உண்டு என்கிறது மூலநூல்கள் அதே மாதிரி சத்ரு சங்காரி என்கிறது சத்ரு சங்காரி அப்படின்னா எதிரிகளை அடக்குபவர்கள் வெற்றி கொள்பவர்கள் ஜெயிப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம் அந்த அளவுக்கு சத்ரு சங்காரிகளாக இவர்கள் வந்து இருப்பார்கள் அரசாங்க அனுகூலம் அரசாங்க அனுகிரகம் இவர்களுக்கு உண்டு அரசாங்க அரசாங்கத்தால் இவர்களுக்கு இதாக ஒரு நன்மை வந்து இருந்து கொண்டே இருக்கும் காரியங்களில் காரியங்களை திட்டமிடுதலில் மிக வல்லவர்களாக இவர்கள் வந்து புத்திசாலிகளாக இவர்கள் வந்து திகழ்வார்கள் சிறந்த பேச்சு இயல் இசை நாடகம் போன்றவற்றில் அதீத ஆர்வமும் அக்கற அதீத ஆர்வம் கொண்டவர்களாக இவர்கள் வந்து திகழ்வார்கள் இந்த கரசிக்கரணம் சுபகரணமாக பாவிக்கப்படுகிறது இந்த கரசை கரணத்தில் கரணம் வரும் பொழுது வரும் நாட்களில் அத்துணை பேரும் அத்துணை நற்காரியங்களையும் தாராளமாக ஆற்றலாம் அவ்வாறு நீங்கள் ஆற்றும் பொழுது அந்த நற்காரியங்கள் யாவும் ஜெயமாகும் என்பது திண்ணம் இந்த கரசை கரணத்திற்கு சந்திர பகவானை கர்ணநாதனாக மூல நூற்றில் வந்து போதிக்கிறது அவ்வாறு இந்த இந்த கர்ணநாதனாகிய சந்திர பகவானின் பார்வதி அம்மன் தெய்வத்தை வணங்குதல் வேண்டும் எப்படி வணங்கணும் அப்படின்னும் இந்த இந்த மாதிரி அதை வணங்கும் பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திர பகவானின் பார்வதி அம்மன் வழிபாடு அம்மன் தெய்வங்களை அத்தனை பேரையும் வணங்கலாம் காளியம்மன் மாரியம்மன் இது எல்லாத்தையுமே வணங்கலாம் பார் சிவனின் உடனுரை அம்மனை வணங்குதல் மிக உன்னத பலன்கள் கிட்டும் அதாவது இந்த மாதிரி நீங்கள் தெய்வங்களை வணங்க அந்த பார்வதி அம்மனை வழங்கிக் கொண்டே வரும் பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வழிபடுறதுங்கிறது அப்புறம் பார்க்கலாம் இந்த மாதிரி வணங்கும்போது கர்ணநாதனாகிய சந்திர பகவானின் அதிதேவதையாக அம்மனை வணங்கி வரும் பட்சத்தில் தொழில் உங்களுக்கு சீரக்கும் செய்தொழிலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தடைகள் இவைகள் அனைத்துமே நீங்கி செய்தொழில் வளர்ச்சியை பெறும் அப்படிங்கிறது வந்து தின்னும் செய்தலிலும் செய்தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் அத்துணை தடைகளும் நீங்கி வளமாகும் அப்படிங்கிறது வந்து திண்ணம் நினைத்த காரியம் கைகூடும் அதாவது காரிய சித்தி உண்டாகும் லாபம் பெருகும் வருமானம் இரட்டிப்பு ஆகும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுங்க பணம் வரும் வழிகளில் இருக்கும் தடைகள் உடைபடும் இந்த தெய்வத்தை நீங்க வந்து அம்மன் தெய்வத்தை வணங்கி வரும் பட்சத்தில் இத்தனையும் நடக்கும் பணம் வரும் வழிகளில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் இவை அனைத்தும் நீங்கி கைக்கு பணம் வரும் அதே மாதிரி சுயஜாதகம் வலுப்பெறும் சந்திரன் தங்களின் சுயஜாதகத்தில் எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த பாவம் அந்த ராசி சுபத்துவம் அடையும் சந்திர பகவான் உங்களுடைய சுயஜாதகத்தில் சுபத்துவம் அடைவார் உங்கள் சுயஜாதகத்தில் சந்திரன் வாங்கிய ஆதிபத்திய ராசி வந்து சுபத்துவம் ஆகும் சுபத்துவம் அடையும் அதே மாதிரி சந்திரனின் நட்சத்திரம் சாரத்தில் நின்ற அத்துணை கிரகங்களும் சுபத்துவமாகி சுபத்துவம் அடையும் உங்களுடைய ஜாதகம் சுபத்துவமாக மாறும் நீங்கள் உங்களுடைய ஜாதகம் யோகமாக செயல்பட ஆரம்பிக்கும் இந்த மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களும் வந்து சுபத்துவம் பெறும் பொழுது நீங்கள் வந்து வலுப்பெறுவீர்கள் என்பது திண்ணம் சந்திர பகவான் தரிசனம் மிக மிக அவசியம் இந்த கர்ணநாதன் சந்திரன் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு வளர்பிறை மூன்றாம் பிறையை பார்த்தாலும் பௌர்ணமியை பார்த்தாலும் பௌர்ணமி முழு சந்திரனை பார்த்தாலும் மிகுந்த உன்னத பழங்கள் இந்த பழங்கள் எல்லாம் மேற்கூறிய பழங்கள் எல்லாமே நடக்கும் சந்திர பகவானை அந்த நேரத்தில் முழு சந்திர பகவானை தரிசித்தல் மிகுந்த உன்னத பழங்கள் உங்களுக்கு கிட்டும் சந்திரன் கூட பேசலாம் தெரியுமா ஏன்னா இவன் முட்டாள் மாதிரி பேசுறான் அப்படின்னா பேசலாம் பேசி பாருங்க முழு சந்திர பகவான பௌர்ணமி அன்னைக்கு சாயந்தர நேரத்தில் போயிட்டு மேலே மாடி மேலே ஏறி அவரை பார்த்து அவர் ஒரு கும்புடு போட்டு அப்பா சாமி எனக்கு நல்லது பண்ணப்பான்னு சொல்லி சொல்லிட்டு அவர்கிட்ட பேசலாம் உங்க கஷ்டங்கள் எல்லாம் சொல்லலாம் அப்படியே உங்க கஷ்டத்தெல்லாம் சொல்லலாம் அப்படி சொல்லும்போது அப்பா எனக்கு இது மாதிரிலாம் இருக்கு அவர் அவரையே பார்த்து பேசும்பொழுது அவரே வந்து உங்ககிட்ட பேசுற மாதிரியே இருக்கும் ஒவ்வொரு பௌர்ணமி என்று நீங்க பேசிக்கிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமா உங்ககிட்ட பேசுவார் அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரி அம்மனுக்கு பச்சை அரிசி பொங்கல் வைத்து படைத்து பூஜித்து அனைவருக்கும் பிரசாதமாக வழங்குதல் மிகுந்த உன்னத பலன்கள் உங்களுக்கு கிட்டும் வெள்ளை அலரி மலரால் சந்திர பகவான் நவகரக சந்திர பகவானுக்கும் சரி இல்ல அல்லது பார்வதி அம்மன் மாரியம்மன் காளியம்மன் தெய்வங்களுக்கு அம்மன் தெய்வங்களுக்கும் சரி இந்த வெள்ளை அலறி மலரால் மாலையிடுதல் அவருக்கு அர்ச்சனை செய்தல் அலறி மலர் கொண்டு அபிஷேகம் செய்தல் உங்களுக்கு உன்னத பலன்கள் கிட்டும் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுங்க பிள்ளையார்பட்டி கணபதியை நீங்கள் தரிசித்து வரும் பட்சத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படும் என்பது திண்ணம் அன்பு தமிழஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்கு உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவென எனது முருக தமிழ் பெரும்பாட்டனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்பு தமிழஞ்சங்களே நன்றி